ஸோ ஹாய் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுனே தெரில நண்பா அங்கே பாருங்கள் second elite ID ban ஆயிடுச்சு நண்பா என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது செகண்ட் டே லைட் பா ஐடி தான் உனக்கு பேன் ஆகிட்டா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் நான் வந்துட்டு செகண்ட் லைட் பாஸ் ஐடி வந்துட்டு வைக்கல ஓகேவா நண்பா நான் வச்சுருக்கிற ஒரு சிக்ஸ்டி லெவல் ஐடி தான் ஐயா ஒரு ஃபிஃப்டி லெவல் ஐடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னுடைய ஐடி வந்துட்டு இருக்கும் நான் டாப் அப் அதிகமாக பண்ணவே இல்லை ஓகேவா நண்பா அந்த ஐடியில் சுத்தமாக டாப் அப்புங்கிறதே இருக்காது ஆனால் என்ன அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஒன் வீக்குக்கு முன்னாடி இருக்கும் நண்பா ஓகேவா ஒன் வீக் டூ வீக்ஸ் முன்னாடி போய் என்னோடய வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒரே செகண்ட் எலைட் பாஸ் ஐடியா வச்சு கேம் ப்ளே பண்ணி வீடியோ கொடுத்துட்டே இருந்திருப்பேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்படி தான் நண்பா வியூஸே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வியூஸாக இருக்கட்டும் வாட்ச் டைமாக இருக்கட்டும் என்னுடைய வாய்ஸுக்குன்னு வந்துட்டு ரெகக்னேஷன் கொடுக்காங்களோ இல்லையோ அந்த செகண்ட் எலைட் பாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா என்னென்னு தெரில கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே வந்துடுறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ஆடம்னு ஒரு மேட்ச் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூ ரெண்டு வீடியோக்கும் மூணு வீடியோக்கும் முந்தி போய் பாருங்கள் அந்த வீடியோவையும் செகண்ட் எலைட் பாஸை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ரெண்டு கேம் ப்ளேயும் இது பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவுக்கு தான் அதிகமாக வியூஸ் வந்திருக்கும் செகண்ட் எலைட் பாஸ் ஐடி வந்துட்டு ஆனால் நான் அதிகமாக கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு இந்த கண்டென்ட்டில் தான் இருக்கும் ஆனால் செகண்ட் எலைட் பர்ஸ்ன்னு பார்த்தோன்னே அதை வந்துட்டு எப்படின்னா கிளிக் பண்ணி வந்துடுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வாய்ஸுக்கு அப்படின்னு கொடுக்குற ரெக்கக்னேஷன் வந்து கொடுக்காங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்துட்டு கொடுக்குறதே இல்லை நண்பா நான் என்ன சொல்கிறதுனே தெரில இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுன்னு தெரில ஐடியை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க சரிடா நீ எது பேன் பண்ணிட்டாங்கங்கிறியே எதுக்கு தான் பேன் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னல நண்பா செகண்ட் எலைட் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் வந்துட்டு உண்மையாக வைக்கலை நான் வந்துட்டு டாப் அப்புங்கிறத அதிகமாக பண்ணலை செகண்ட் எலைட் பாஸுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸே வந்துட்டு ஒரு எப்படின்னு தெரில நண்பா என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அதை வந்து பண்ணி தந்தான் ஓகேங்களா ஒரு சப்ஸ்கிரைபு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கேம் ப்ளே பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு செகண்ட் லைட் பாஸ் ட்ரெஸ் போட்டு பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை செகண்ட் லைட் பாஸ் ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஐடியா வந்துட்டு வாங்கி இது பண்ணுங்கள் இல்லைனா கான்ஃபிக் ஃபைல் இருக்கும் ப்ரோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்போனா தான் வியூஸ் வரும் உங்கள் வாய்ஸே நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நண்பா சரி நானும் சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கும் ஒரு ரீச் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பேரும் ஒரு நாலு பேருக்கு தெரியணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்துட்டு செகண்ட் இயர் பாஸ் ட்ரெஸ்ஸையே வந்துட்டு ஒரு ஆப் மூலியமாக என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு சின்னதாக ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்தா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு வந்துடும் நண்பா ஓகேவா ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோன்னு நம்ம பிளாக் ஸ்டார் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் சொன்னாங்க அது வந்துட்டு எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது நண்பா இன்னும் வரைக்குமே அந்த ஹேக்குங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனால் என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டேன் டே இது எப்படா பண்ணுறது எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு வியூஸ் போகணுண்டா சேனலுக்கு எனக்கு அப்போ நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கணுண்டா பிளாக் ஸ்டாருங்கிற பேர் வெளியே தெரியணுண்டா அப்படின்னு வந்துட்டு என் ஃப்ரெண்டு அவன்கிட்ட சொன்னால் அவனும் சரி எனக்கு இது வந்துட்டு தெரியும் மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது மாப்பிள்ள இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இது பண்ணணும் அது எனக்கு சுத்தமாக புரியலடா நீயே பண்ணி தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே நான் அவன்கிட்ட தான் வந்துட்டு கேட்பேன்டே என்னடா மாறிடுச்சு நீ பண்ணித்தாடா அப்படிமே அவன் தான் வந்துட்டு பண்ணித்தருவான் ஓகேவா ஸோ இத்தனை நாள் அதை வச்சு மட்டும்தான் வச்சு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்லேயே மெசேஜ் கொடுத்தாங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே மெ மெசேஜ் வந்துருந்துச்சு என்னுடைய மெயில் பாக்ஸ் பாக்ஸில் ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் ஐடியில் உள்ள மெயில் பாக்ஸில் வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபிக்கு இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறீங்க அது வந்துட்டு செகண்ட் லைட் பாஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு வீடியோ போடுறீங்க இது வந்துட்டு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்குது கரீனாக்கு அகெயின்ஸ்டான விஷயத்தை நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேங்களா மெசேஜில் சொன்னாங்க நான் உடனே வந்துட்டு அதை அடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ சரி ரைட்டு நம்ம தான் வாய்ஸ்லேயே நல்லா பேசுகிறோமோ நம்ம அதையே வந்து வச்சு நம்ம வந்துட்டு மேலே வரலாம் இது மாதிரி ட்ரெஸ்லாம் இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம் நாலு பேர் எட்டு பேர் சொல்லுவாங்க அதுக்காண்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நண்பா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டப்போ தான் என்னென்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியுமே ஓகேவா ஸோ ஒன் ஒன் வீக்குக்கு அப்புறமா என்னன்னு தெரில நான் அழிச்சிட்டேன் அந்த வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் நான் வந்துட்டு க செகண்ட் லெக் பாஸுங்கிற ட்ரெஸ்ஸே வச்சுருக்க மாட்டேன் ஆனால் எப்படின்னா பேன் பண்ணிட்டானுங்க அவங்க சொன்னதை நான் கேட்க தான் செஞ்சேன் அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அழிச்சிட்டேன் அதுக்கப்புறமும் ஏன் பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில நண்பா நான் வந்துட்டு இந்த விஷயமே பண்ணது வந்து இதுக்காண்டி தான் யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே இந்த மாதிரி போடு ப்ரோ ஆப்ஸை யூஸ் பண்ணு ப்ரோ என்கிட்ட வந்துட்டு சுத்தமாக சொல்கிறேன் நண்பா செகண்ட் எலைட் பாஸ்லாம் வாங்குற அளவுக்கு மட்டும்லாம் வசதி இல்லை நண்பா ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை மாதிரி பண்ணேன் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஐடியை பேன் பண்ணிட்டானுங்க நான் எப்படி யூடியூப் சேனலில் இனிமேல் வீடியோ வரும் அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான் நண்பா அதுக்காண்டி நான் வந்துட்டு வீடியோவே போட மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுருவேன் நண்பா அது வந்துட்டு எப்படின்னு எனக்கே தெரில நண்பா நான் என்ன பண்ண போகிறோம் அது வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும் ஓகேங்களா ஸோ சப்போர்ட் கொடுங்க எப்படியாவது சேனலை எப்படியாவது எனக்கு வந்துட்டு ரன் பண்ணணும் அதான் நண்பா எனக்கு தேவை ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை எனக்கு எப்படியாவது ரீச் கிடைக்கணும் நண்பா என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியல நண்பா எப்படி second elite pass ID ban ஆகிடுச்சு நான் அப்புறம் எப்படி வீடியோ போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரில ஆனால் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து கேம் பிளே பண்ணணும் ஓகேவா ஸோ என்னுடைய பிக் ஃபேன் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய கேமிங் தமிழன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ அவரை மாதிரி நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு அப்படின்னே சொல்லலாம் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு எச்சத்தனமான கனவுடா அப்படிம்பீங்க எனக்கு வந்துட்டு அதான் நண்பா இது ஓகேவா ஸோ அதுலேயும் வந்துட்டு மண்ணெல்லி போட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் காரனுங்க நான் வந்துட்டு இது மொதல் தடவை மட்டும் இல்லை நண்பா நான் மூணு வருஷம் கிட்ட சேனல் வச்சுருந்தேன் ஓகேவா ஸோ அந்த மொதல் வருஷம் என்னன்னு தெரில நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு குரோமில் ஏற்றிருந்தேன் ஓகேவா ஃப்ரீ ஃபயர் இந்த ஃப்ரீ ஃபயர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் அது என்ன அன்னோன் எப்பிக்கன்னு நினைக்கேன் ஓகேவா ஸோ நான் ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்தேன் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுவுமே ஃப்ரீ ஃபயருக்காண்டி தான் வந்து கேம் ப்ளே பண்ணணுன்னு ஒரு தடவை க்ரோமில் இருந்து இது பண்ணி டவுன் ஏதோ ஒரு பிரச்சனை வருவா சம் இஷ்யூக்காண்டி நான் வந்துட்டு க்ரோமில் டவுன்லோட் பண்ணி வந்தேன் ஓகேவா ஸோ அது என்னன்னு தெரில க்ரோமில் வந்ததுக்கப்புறமா ஃப்ரீ ஃபயரை வந்துட்டு இது பண்ணி விட்டானுங்க பேன் பண்ணி விட்டானுங்க மொதல் வருஷம் ஓகேவா ஸோ அதில் இருந்து நான் வீடியோ ஹண்ட்ரட் வீடியோஸ் என் சேனலில் வந்து டெலிட் பண்ணியிருக்கேன் மொதல் வீடியோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி விஷயம்னால பேன் பண்ணிட்டானுங்க நான் அதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னே வந்துட்டு எனக்கு தெரில நண்பா அதுக்கப்புறமா ரெண்டாவது வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு பக்கு ஓகேவா ஸோ நிறைய பேர் பக்கு வீடியோ வந்துட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்த ஒன்று ஓகேவா நண்பா பெரிய பெரிய சேனல்லாம் கூட பக்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க டிஜிபியாக இருக்கட்டும் நிறைய பேர் பக் வீடியோ போடாத ஆளே கிடையாது ஓகேவா நண்பா ஆனால் அவங்க <laughs> எப்படி சொல்கிறதுனே தெரில ஸோ நானும் அந்த மாதிரி பக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் இந்த மாதிரி இறங்கி இதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவேன் ஸோ அதை வந்துட்டு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா நண்பா அந் அப்படியும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயரு அந்த ஐடியும் பேன் பண்ணிட்டானுங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ஒரு ஏழு ஐடி கிட்ட பேன் ஆயிடுச்சு நண்பானாங்க க்ரியேட் பண்ணி அறுபதா லெவல்கிட்ட வரும்போது ஃபஸ்ட் ஐடி வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபதா லெவல்கிட்ட வந்திருப்போம் ஓகேவா நண்பா ரெண்டாவது ஐடி வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சா லெவல்கிட்ட வந்திருப்போம் ஓகேவா நண்பா மூணாவது ஐடி கிட்ட ஐம்பத்தி மூணாவது லெவல்கிட்ட வந்திருப்போம் ஓகேவா நண்பா நாலாவது ஐடி வந்துட்டு ஒரு ஐம்பத்தி ஆறாவது லெவல்கிட்ட வந்திருப்போம் ஓகேவா நண்பா எனக்கு இதுக்கு மேலே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஐடி வந்துட்டு காசு கொடுத்து பை பண்ண நண்பா அந்த ஐடியும் முடிஞ்சிருச்சு இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல நீங்கள் தான் ஏதாவது வந்துட்டு ஏதாவது வந்துட்டு சொல்லணும் ஓகே நண்பா ஸோ எப்படி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி ஐடியை மீட்கிறது அப்படிங்கிற கூட தெரில நீங்கள் ஏதாவது ஒரு காண்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இருக்கிறத அது ஒரு டப்பா ஐடி தான் ப்ரோ ஆனால் வந்துட்டு அது ஏன்னா அதை வச்சு தான் நான் வீடியோ போடுவேன் அது வந்துட்டு எப்படி இனிமேல் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் ஊ அப்படின்னு ஒரே இதாக இருக்குது நண்பா நீங்கள் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ ஹெல்ப் ஏதாவது கிடச்சா நல்லா தான் இருக்கும் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா நான் அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஒர்க்கு கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு வீடியோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒர்க்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆனால் நான் தமிழ்நெல் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எது இது பண்ணுவேன் ஒர்க்கு ஆனால் எப்படின்னா மொபைலில் வந்துட்டு அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்கவே முடியல நண்பா என்னன்னே தெரில நான் எவ்வளோ குவாலிட்டியாக தமிழ் ரெடி பண்ணாலுமே மொபைல் அப்படிங்கும்போது வந்துட்டு அது இப்படி தான் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்கிட்ட இருக்கிறதே ஒரு டூ ஜிபி ரேம் மொபைல் தான் நண்பா அதை வச்சுட்டு எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோ போடுவேனா அப்படிங்கிறதும் புரியல ஸோ வீடியோ வந்துட்டு இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன் ஓகேவா நண்பா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு தடவை ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஓகேவா நண்பா ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ பாய் நண்பா